இந்த ரமதானிலே தராவிஹை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் சுண்ணத்தாக ஆக்கி இருக்கிறான் சலாத்து தராவி இங்கேயும் குழப்பம் இங்கேயும் பிரச்சனை என்ன பிரச்சனை எட்டா இருபதா இன்னும் சமுதாயம் ஒரு பதிலை கிடை சமுதாயம் ஒரு பதிலை அடையவில்லை எப்படித்தானே ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்திலே விசாலம் இருக்கிறது அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களிலே விசாலம் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவசல்லமுடைய சுண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினான் அல்லாஹுடைய தூதர் தொழுது போன்று நீங்கள் தொழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எட்டு பிளஸ் மூன்று அல்லது பத்து பிளஸ் மூன்று அவ்வளவுதான் எட்டு ரக்கா தராவி மூன்று ரக்கா வித்தர் அல்லது பத்து தராவி மூன்று வித்தர் இரண்டு இரண்டாக தொழுது முடிக்க வேண்டும் எவ்வளவு தூரம் நீட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் நீட்ட வேண்டும் இது ரசூல்லாவுடைய சுண்ணா ஆனால் இதற்கு மேலும் தொழலாமா என்றால் தொழலாம் எந்த மார்க்க அறிஞரும் ஒரு சில மார்க்க அறிஞர்களை தவிர எந்த மார்க்க அறிஞர்களும் எட்டிற்கு மேல் தொழுவதற்கு தடை விதிக்கவில்லை அவர்களிடத்தில் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது எவ்வளவு விசாலமாக மார்க்கறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் பாருங்கள் இருபது ரக்காத்து தொழக்கூடிய ஒரு பள்ளிகளை சென்று நான் எட்டு ரக்காத்தை முடித்து விட்டு வர வேண்டுமா என்று கேட்கிறார்கள் ஒருவர் எப்படி நம்முடைய வழக்கத்தை போல இருபது ரக்கா தொழக்கூடிய பள்ளிகளில் சென்று எட்டு ரக்காத்தை முடித்து நான் வர வேண்டுமா வேண்டாமா சொல்லுகிறார்கள் வேண்டாம் இருபது ரக்காத்தை பூர்த்தி செய் தவறில்லை மார்க்கம் விசாலத்தை இருக்கிறது உனக்கு இருபது தொழ முடியுமா தொழுது கொள் முப்பது தொழ முடியுமா தொழுது கொள் ஆனால் சிறந்தது எதுவென்று கேட்டால் எட்டு பிளஸ் மூன்று அல்லது பத்து பிளஸ் மூன்று இதுதான் சிறந்தது பிரச்சனை முடிந்தது விருப்பம் இருந்தால் தொழுது கொள்ளுங்கள் தடுக்காதீர்கள் அதை இபாத ரமதானுடைய மாதம் இபாதத்திற்கு கடமையாக்கப்பட்ட மாதம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுது கொள்ளுங்கள் அல்லாவுடைய சுத தடை செய்யவில்லை அல்லாவுடைய சரீரத்தில் இதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் அனைத்து மார்க்க அறிஞர்களும் ஜும்ஹூருல் உலமாவு அசாபு முகமது ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி தோழர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இதுவரை உண்மையான மார்க்கறிஞர்கள் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோரும் எட்டிற்கு மேல் தொழுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் எந்த ஒரு பள்ளியிலும் பிரசாத் இருக்கக்கூடாது எந்த ஒரு பள்ளியும் ரமதானிலே குழப்பம் இருக்கக்கூடாது ரமதானுடைய மாதம் முழுமையாக ஐபாதத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் அதன் காரணமாக எட்டா இருபதா முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சுன்னா ரசூல்லாவுடைய சுண்ணத்திற்கு மிக நெருக்கமானது எட்டு பிளஸ் மூன்று பத்து பிளஸ் மூன்று அதிகமாக தொழ வேண்டும் என்றால் ஆசைப்பட்டு நீங்கள் தொழலாம் மார்க்கம் அனுமதிக்கிறது விசாலத்தை